என்ன அவ்வளோ உத்தமனாக நம்ம வாழ்ந்துட்டோம் தெரிஞ்சோ இப்போ ஒரு மனிதன் வந்து பாவங்கள் தெரிஞ்சே செய்வான் நமக்கு என்ன போச்சு நம்ம சுகமாக இருக்கிறோமா அடுத்தவனுக்கு பாவத்தை செய்தால் என்ன போச்சுன்னு பாவம் பண்ணுவான் ஒரு சிலர் என்ன பண்ணுவான்னு சொன்னால் நன்மையே செய்வான் அவனுக்கும் தீமை வரும் இல்லையா அப்படி பாவம் என்றது ரெண்டு வகைப்படும் ஒன்று தெரிஞ்சு செய்வான் சில பேர் அவனுக்கு தெரியாமல் பாவங்கள் நடந்துடும் ஆனால் பாவம் பாவம் தான் இல்லையா தெரிஞ்சு செய்தாலும் செய்து தெரியாமல் செய்தாலும் பாவம் பாவம் தானே அப்போ அதை தீர்த்த ஆகணும் இல்லை இப்போ பணம் சம்பாரிச்சுக்கணும் ஒரு கோடி ரூபாய் சம்பாரித்து வச்சுக்கிறோம் அது எதுக்கு வச்சுக்கிறோம் செலவு பண்ணால் தானே அது கரையும் செலவு பண்ணாமல் வச்சுருந்தா வெறும் பேப்பர் தானே அது அது மாதிரி நம்ம பாவத்தை நம்ம சேர்த்து வச்சுக்கூடாது அதை எந்த வழியில் அழிக்க முடியும் அந்த வழியை பயன்படுத்தி அதை அழிச்சிட்டணும் அழிச்சிட்டால் நம்மளும் கடவுள்